嗯 இசைத்தேன் பாடும் புல்லாங்குழல் செவியில் ஆரோகம் பரிமாற تدني മന്ദിര ഹംസധ്വനി മന്ദിര ഹംസധ്വനി சுந்தர ராகமணி பரவச பாடல் பாடும் புல்லா குழல் இசைத்தேன் பாடும் புல்லா குழல் இசைத்தே பாடும் புல்லா குழல் இசைத்தே பாடும் புல்லா Hare